பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மருந்த் கார்த்திக் சேனலில் வந்து அது வந்து என்னன்னா கேண்டில் தீயை பற்ற வச்சு மேலே ஒரு புகையில திருப்பி அணைச்சிட்டு பற்ற வச்சா வரும்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் நமக்கு வரல இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வாங்க நம்ம ஓகே நமக்கு பற்ற வச்சாச்சு இன்னொரு இதை பற்ற வச்சுட்டாங்க இப்போ நம்ம வந்து பற்ற வச்சுட்டு மேலே ஒரு புகையை வச்சாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அதை உங்களுக்கு ஸ்லோ மோஷன்லேயே காமிச்சிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் நம்ம விக்னேஷ் கிரியேஷன் சொன்னது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் அந்த லைக் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க okay bye bye tata bye bye see you